எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது இதன் எட்டாம் நாளான நேற்று மீனாட்சி அம்மனுக்கு மதுரை அரசியாக பட்டாபிஷேகம் நடைபெற்றது விருட்சக லக்கணத்தில் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்ற பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட செங்கோல் மீனாட்சி அம்மனிடம் வழங்கப்பட்டது சித்திரை முதல் ஆவணி மாதம் வரை மீனாட்சி அம்மன் செங்கோலோடு காட்சி கொடுப்பார் இந்த திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு படையெடுத்தனர் இதனால் மக்கள் வெள்ளத்தில் அப்பகுதி திக்குமுக்காடும் சூழல் ஏற்பட்டது பட்டாபிஷேக விழாவை தொடர்ந்து சுவாமி பவனி வந்து நான்கு மாசி வீதிகளிலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இருக்கும் நிகழ்ச்சி மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக வெள்ளிக்கிழமை மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணியில் ஐயாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூடுதல் காவல்துறை இயக்குநர் சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் சித்திரை திருவிழா பாதுகாப்புக்கு பத்து எஸ்பிக்கள் வர உள்ளதாகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்